திருவண்ணாமலை மாவட்டம் கசபாக்கம் வட்டம் கீழ்பாலூரை கிராமத்தைச் சேர்ந்த ஆர் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு என் அப்பாவிற்கு நிகர் என் அப்பா தான் ஏர் தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான் தித்திக்கும் தேர்ந்தம் திக்கட்டும் பரவட்டும் புத்தம் தாய்க்கு முதற்கன் வழக்கங்கள் கால கைகுலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட பேதமை புரிந்திட பெரியோரவர்களே ஆதிரை பெருமக்களே எதிர்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே நம்பிய மாணவ சொல்லுவாங்களே ஆண்டவர்களே சான்றவர்களே நீ போன்றவர்களே உங்கள் இயக்கமே வாழ வைத்த தமிழர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் சொல்லி தலைப்பிற்கு நோய்கிறேன் தாழ்ந்த தங்கள் காதுகளை எங்க அப்பாவிடம் எதை பத்தி கேட்டாலும் சொல்லிடுவாங்க சார் பாடத்தில் ஆகட்டும் படம் வரையத்தில் ஆகட்டும் விவசாயத்தில் ஆகட்டும் விண்வெளியில் ஆகட்டும் அரசியலாகட்டும் ஆன்மீகத்திலாகட்டும் ஏன் சார் இதெல்லாம் கூட விடுங்க சார் சித்த வைத்தியம் முதல் சேட்டிலைட் வரை எல்லாமே எங்க அப்பா கத்துப்பிடி சார் எங்க அப்பா ஆறடி உயரம் பெரிய மீசர் ஒரு கம்பீரமா இருப்பார் ஆனா சின்ன பையன்னா கூட ஷெட்டில் கார் விளையாடுறதும் செஸ் விளையாடுறதும் சொல் விளையாட்டு விளையாடுறதும் அப்பா அப்பா நேரம் போறதே நண்பர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் ஔவையாரும் அதியமானும் பிசுராந்தியாரும் கோப்பெருஞ்சானும் கலீலியா நியூட்டன் முதல் அப்துல் கலாம் வரை இன்று நான் பேசி பாராட்டு பெறுகிறேன் என்றால் அந்த பெருமையின் அப்பாவையே சாரும் இன்று நான் செய்தித்தாள் படிப்பது அரசியல் பேசுவது குறுக்கெழுத்து படியில் கலந்து கொள்வது மடிகணினி உபயோகிப்பது நூலகம் செல்வது கதையா கவிதையா கட்டுரையா ஏன் சார் நெல்லு பேசியா பாராட்டு வாங்குற வரைக்கும் அனைத்தையும் ஊக்கம் கொடுத்தது எங்க அப்பா தான் சார் தந்தை சொல்லிக்க வந்து இல்லை என்பது இப்போ உண்மையாயிடுச்சு சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க பாய் பாய்